இப்போ நாம crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் நைன்டீன் ஆகுது ஸோ இன்றைக்கி சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி ஒரு மார்னிங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே அப்போ ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன sell call five thousand hundred and fifteen அந்த ரேஞ்சில் வந்துச்சு அதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங் நைன் ஓ கிளாக்லேருந்து இப்போ லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப டவுனாக நல்லா இறங்கிக்கிட்டே இருந்துச்சு five thousand range break out பண்ணிச்சு அடுத்து four thousand nine hundred and seventy five அந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி அந்த ரெக்கவரி கொடுத்ததில் ஏறிட்டே வந்ததில் ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் கொடுக்குது அது எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at four nine eighty five அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு நமக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது four nine ninety seven point forty six second target பார்த்தீங்கன்னா five thousand nine point ninety two so that means five thousand ten ஆச்சு வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது நம்ம எவ்ரிடே வந்து நல்லா ஒரு வால்யூம் டைம்ன்றது பார்க்குறது ஒரு டுவெல் பிஎம் வந்து பார்க்குறோம் இல்லாட்டி ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே நல்ல டவுன் தொடர்ந்து அது டவுன்லேயே தான் ட்ரெண்ட் வந்து இருந்துச்சு ஏறவே இல்லை ஸோ நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் ஒரு டூ ஹவர்ஸாக வந்து கால்ஸே ஜென்ரேட் ஆகலை ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஜென்ரேட் பணக்கார கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணதில் இன்றைக்கி ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபோர் நைன் எயிட்டி ஃபைவ்ல பை வந்திருக்கு வந்திருக்கிறது இப்போ ஃபோர் நைன் எயிட்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு செவன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் டாரட்டையும் ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஸ்வைப்பில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபோர் நைன் எயிட்டி ஃபைவ்ல வந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் வந்து கொடுத்துருக்கு அதுவும் ஒரு ஒன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மேலே ட்ரேடிங் வந்து போகுது ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆனால் த்ரீ மினிட்ஸ்லேயே மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ninety percent of target achieve பண்ணுச்சு பட் அகைன் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இப்போ தான் ஒரு சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் நைன் எயிட்டி எயிட் ரேஞ்சிலேருந்து மேலே செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ